ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டேரா மட்டும் மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆப்டைன் பனிட்டோட ரிவ்யூ தான் ஆமாங்க இது என்னோட புது சைக்கிள் இந்த சைக்கிள் வாங்குறது வந்து நான் ரீசெண்டாக ப்ளாக் மாதிரி போட்டேன் அது ஐ கார்டு மேலே தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சைக்கிள் வந்து பில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா six zero six one aluminium மலை ஃப்ரேமில் பில் பண்ணியிருக்காங்க ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது around twelve point five KGs கிட்ட இருக்குது இது வந்து டிசைன் இன் யூகே தான் அது மாதிரி இதில் யூஸ் பண்ணுற கேரிங் வந்து பார்த்தீங்கன்னா Shimano at least nine speed gearing கொடுத்துருக்காங்க டெய்லரும் கசட்டும் ஷிமானோடு தான் அது கசன் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி டூ டீத்தில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரோவில் கிராங்க்கு அதில் வந்து தேர்ட்டி எயிட் டீத் கிராங்க் கொடுத்துருக்காங்க இதில் யூஸ் பண்ணுற ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட் ஷிஃப்டர்ஸ் தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இதில் பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க லோகனோட ப்ராண்டில் அதே சமயம் பிரேக்கிங் லிவர்ஸும் அலுமினியம் பிரேக் லிவர்ஸ் தான் லோகனோடது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இல்லை யூஸ் பண்ணுற ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு six forty mm handle bar கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒய்டாக நல்லாவும் இருக்குது இப்போ யூஸ் பண்ணுற ஸ்டெம் அதெல்லாம் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க ஈஸி உங்களுக்கு ப்ரீசைஸாக டேர்ன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது இதில் வந்து ஒரு இது ஹைப்ரிட்னால இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் கொடுக்கல ரிஜிட் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க அலை ரிஜிட் ஃபோக்கு இதில் யூஸ் பண்ண ட வீல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வாங்கில் அலை அலைரம்லாம் கொடுத்துருக்காங்க அதில் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரெட்டிங்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் இது வந்து கொஞ்சம் இந்த பலூன் டயர்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஆன் ஆன் ரோடில் போகும்போது நல்லாயிருக்கு ஆஃப் ரோட்ஸில் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது இதில் டயர் வந்து ஆஃப் பிராண்டாக தான் இருக்குது அது ஹப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் ஹலாய் ஹப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்குது ஸ்மூத்தாகவும் இருக்குது அப்புறம் பேக் வீல் ஃப்ரண்ட் வீல் அப்புறம் சீட் போஸ்ட் இந்த மூணுத்துக்கும் குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெடல்ஸ் வந்து அல் அலாய் பெடல்ஸாக கொடுத்துருக்காங்க அப்புறம் சிங்கிள் ஆக்சசரிஸ் மவுண்ட்டு அப்புறம் பேக்கில் வந்து ஏதோ ரேக்ஸ் ஏதாவது மவுண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா டயர்ஸ்க்கு வந்து ஸ்பேசிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெரிய டயர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் இன்டர்னல் கேபிள் ரூட்டிங் இது வந்து உங்களோட ஒயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது அப்புறம் உங்களை மட்டில் வந்து இந்த கேபிளில் படாத அளவுக்கு நல்லாவும் வச்சுக்குது அதுமே லுக்கும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுமாரி வெல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாகவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைக்கிள்னே சொல்லலாம் இது இது இது ஒரு இதுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைபன் ஆர்சி ஹண்ட்ரடு ஃப்ளாட் பாரு அது கிட்டத்தட்ட ஒரு ஹைப்ரிட் மாதிரி தான் வரும் ரோட் பைக் வந்து ஃப்ளாட் பாராக கொடுத்துருப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் yeah.